hello friends welcome to find a channel நம்ம இன்றைக்கி பழைய காலத்து ஸ்வீட் ரெசிபியான உக்காளிப்படி தாங்க செய்ய போகிறோம் இது புதுசாக கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளைக்காக செய்வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு உழக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கோங்க நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ்க்காக கப்ஸோ டம்ளர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா நாலு மணி நேரத்துக்கு ஊறினாதாங்க மையம் அரைச்சி எடுத்துக்க முடியும் நல்லா ஊறட்டும் இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க நாங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறோம் நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த அரிசி நல்லா மைய சந்தனமாட்டம் அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா மஞ்சி வரட்டும் அரிசி நல்லா அரைஞ்சிடுச்சுங்க நம்ம இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போதே அரிசி நல்லா வலுவலுன்னு இருக்கணுங்க கொஞ்சம் கூட பரப்பரன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்க போகிறேன் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ உக்களி செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே உக்களி செய்யறதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக தான் எடுத்துக்கணும் நாங்கள் இன்றைக்கி நல்லா கனமான இரும்பு கடாய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடாகணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சுக்கு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் நாங்கள் அந்த டைமில் சேர்க்காதனால இப்போ சேர்த்துக்கிறோம் மாவோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி முதல்ல பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒன்று திரண்டு கெட்டியாயிடுச்சு இந்த டைமில் கேர்ஃபுல்லாக கிளறணுங்க ஒரு டம்ளர் அரிசினா ஒருத்தரே செஞ்சிடலாங்க அதுக்கு மேலே செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யும்போது தான் சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே மாவெல்லாம் உதிர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு கரண்டியோட பின்பக்கமாக மசிச்சு விட்டோம்னா நல்லா உதிர்ந்து வர ஆரம்பிச்சிரும் இந்த பலகாரம் எப்போ செய்வாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு முதல் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா அப்போது தங்களோட வீட்டு மருமகனுக்காக செய்கிற முதல் விருந்தில் இந்த உக்களி கண்டிப்பாக இருக்குங்க எவ்வளோ தான் புதுசு புதுசாக ஸ்வீட்ஸு விதவிதமாக பலகாரங்கள்லாம் இலையில வச்சாலுமே இதை கண்டிப்பாக வைப்பாங்க இன்னும் பாரம்பரியமாக செய்கிறவங்க செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க இப்போ முன்ன விடவே நல்லா உதிர்ந்து வந்திருக்குங்க இந்த டைமில் மா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் விரல்களில் வச்சு அழுத்தி பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இல்லாமல் ஒட்டாமல் வரணுங்க அப்போ மா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சரியாக இருக்கும் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் நெய் சேர்த்துன கிளிப்பு மிஸ் ஆகிட்டதுனால நாங்கள் இதில் காட்டல ஆனால் தேங்காவும் நெய்யும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உக்களி இந்த மாதிரி நீங்களும் உக்காளிப்படி செய்வீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபிக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருந்தாலும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ